கௌரவப்படுத்தும் விதமாக இப்போ வந்து கௌரவ பரிசு வாழ்நாள் விருது கொடுக்க போறாங்க வந்துட்டு இருக்குது மாண்புமிகு தமிழக அரசினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுடைய சகோதரர் அன்பு அறக்கட்டளுடைய தலைவர் அண்ணன் அன்பன் அவர்களுடைய பொத்தரங்களால் வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்படுகிறது என்பதை பார்வையாளர் பெருமக்களுக்கும் ரேகா நண்பர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளைக்கு வழங்கப்படுகிறது பிரணேஷ் உடுக்கும் குழையா பொன்னாச்சியூர் பிள்ளை பொன்னாச்சியூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது டி குமார் பொன்னாச்சியூர் வண்டியின் ஏழு Santiago. மகேஷ் எஸ்பி விடுத்து கொள்ளகம் பெறலாம் கை விட்டாங்க கை விட்டாங்க சிவராஜ் உதயகுலாம் சூப்பர் セットぐらい。 ಓಟುಗಳ ಖೇಲ್ ಹೈರಾಣಿಯ ನೂರು ಎರಡ್ ಸಾವಿರ ಸಲು ಅಷ್ಟೇ ತೆಗೆದುಕೊಂಡರ್ ರಾಜಕೀಯ வீதம் பதினாறு புள்ளி ஆறு சிவராஜ் ராமேகரன் நாராவராம் ஏழுச்சி சங்கர் மீனாட்சிபுரம் குருதட்சணா செந்தில் செல்வன் சிறகம்புழையாம் ஓடி ஆண்டி எடுத்துக் நேரம் பத்தொன்பது புள்ளி நாலு நாலு பத்தொன்பது எல்லா வியாபாரமும் ஹியூமனா உடையணும்

ரமேஷ் குரக் கார்த்திக் மைக்ராபத்தை Sarish Kumar, Shinamo Manjoy. doyurmalıyım కిలోమీటర్ల ఎనభై ఎట్టు పదిహేడు కేవీబీ విఘ్నేష్ కోమత్వనాఖ్యం పోలయం పారాగ్రామ్ கலாத்திரை வந்து கொண்டிருக்கும் பதினாறு சேவை கனகராஜ் ஆத்துக்குமார் பாளையம் பரணி ஜெகதீஸ்வரன் வெங்கிவேலயம் மூர்த்தி நஞ்சியமேலயா ஓடே செல்வராஜ் உடையகுலா குலம் சீக்கிரமாக ஓடிய அடி எடுத்துக் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஆறு நாலு Thank you. ჩამში კომბერტი ძალა ყუდაბი გურკარტი მაქრამიტი ოდრუდრი გალიეკინი ორმა ქოტრონგოდარ გუნდენ ჩედირა აჯერგენნი გუნდენ ნიარვარ ნუპრესა ცნაკურა புரியலங்க ஒண்ணு கேட்க மாட்டேங்குது வெளியில வந்துட்டு கூப்பிட்டா மைக்ல ஓடிய பந்து எடுத்துக்கொள்ள நேரம் இருக்கும் போது மூன்று ஷாரு ரோமருக்கு செல்லும் முதலமனாய் কিন্তু খুদে নরম প্রথম বলছিল সেই হল সারা পুরো ঘটনের কমলে ছবি পেয়েছিল দিনেশ মোহাম্মদ নিলাম বিজয় আসলো মুখ্যমন্ত্রীর খোলা ஒன்று கொடுக்கும் நேரம் சர்வதேசம் আমসাগর ফেরবে কোথায় பின்னாடி சென்று வருகிறது

సూర్యప్రభు ఎన్ఎస్ఆర్ ప్రణయ్ కరుణ విషయాలని గోల్గా పెట్టి